நமஸ்காரம் சார் வணக்கம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி when we think about Cauvery calling Cauvery generally as a name is extremely sensitive பொதுவாகவே ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக்னால I think sometimes from what I gather there is a bit of resistance towards the movement of Cauvery calling do you feel that way okay எங்கே ரெசிஸ்டன்ஸ் தமிழ்நாட்டில் விவசாயி எல்லாமே ஹண்ட்ரட் பர்சண்ட்டாக நம்ம கூட இருக்கிறாங்க என்னதுக்குன்னா இது அவருக்கு ரொம்ப நல்லது இப்போ கவர்மெண்ட்லேருந்து நாம் சப்சிடி இப்போது ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை நேற்று நான் என்வாயன்மெண்ட் மினிஸ்டர் கூட லாங் மீட்டிங் ஐ அவர் ஹண்ட்ரட் பெர்சென்ட்டாக எது வேணாலும் வளர்த்த முடியும் கட் பண்ண முடியும் சேல் பண்ணிக்க முடியும் இந்த ஒரு ஒரு அடிப்படையான ஒரு ரைட்ஸு ஃபார்மர்ஸு கட்டாயமாக கொடுக்குறோன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க யுனைடெட் நேஷன்ஸில் நேற்று இந்த காப் ஃபோர்டீனில் ஐ பார்ட்டிசிபேட் இருந்தீங்க யூஎனில் வே வே வேறு வேறு விதமான ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அதில் எல்லாருமே இந்த leaders of all those organisations எல்லாருமே Cauvery calling they following they think this is the most important project right now happening in the world that's all that's of the think இப்படி இருக்கிறப்போ ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது ரெசிஸ்டன்ஸ் எங்கேயோ பார்க்கலீங்க ஒரு இவ்வளோ கூட ரெசிஸ்டன்ஸ் பார்க்கல right so the second thing I ask you sir விஸ் இப்போ வந்து நினச்சிட்டு இருக்காங்க காவேரி காலினா வந்து அவங்க ஒரு மணி மேக்கிங் ராக்கெட்டு ஒரு ஒரு டொனேஷனுக்காக கேட்குறாங்க so what from what I understand உங்கள் விதத்தில் வந்து two different foundations I right fund மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நாட்டில் ரொம்ப மரியாதைக்குரிய மக்கள் ஒரு எட்டு பேர் சேர்த்து நான் வச்சுருவேன் இதில் ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் இருக்கிறாங்க world wildlife fund CEO இருக்கிறாங்க பயோகான் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்கிரீன் கிரண் மஜும்தார் இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்கிறாங்க இப்படி சிஐஐ சேர்பர்சன் இருக்கிறாங்க இவர் மேலே சந்தேகம் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் யாரை நம்புறீங்க உங்கள் பிரச்சனை உலகத்தில் இல்லை உங்கள் மனத்தில் தான் இருக்குது இது போர்டு இருக்குது ஃபவுண்டேஷன் என்ன இருக்குது ஃபவுண்டேஷனுக்கு பல விதமான there are many accreditations which foundation is earn because இப்போது யூஎன்சிசிடி யுனைடெட் நேஷன்ஸ்லேருந்து நமக்கு அக்ரெடிஷன் இருக்குது அதெல்லாம் இல்லைன்னா நீங்கள் மேனேஜ் பண்ண முடியாது but account will be manage the fund will be manage by the board foundation may be the basis foundation Isha foundation இருக்குது ஈஷா அவுட்ரீச் இருக்குது ஆனால் இந்த அக்கௌண்ட்டு காவேரி காலிங் ஒரு தனி அக்கௌண்ட் பண்ணி இந்த போர்டு மேனேஜ் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட்டாக இதுக்கு ஆடிட் இருக்குது இன்டர்நேஷ்னல் ரெப்யூட்டட் ஆடிட்டர் ஆடிட்டிங் ஃபார்மே அப்போவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு மேல சந்தேகம்னா உங்களுக்கு பிரச்சனை உங்க மூலையில இருக்குது இது இல்ல இந்த கேள்வில வந்து சார் நான் வந்து பொதுவா நம்ம மக்கள் சார்பா தான் கேட்டிருக்கேன் சோ தட் கெட் கிளாரிட்டி உங்க மனத்துல இருந்தாலும் கேட்டு <laughs> கேள்வில என்ன தப்பு இருக்குது so one more doubt sir இப்போ என்னன்னா வந்து பல பேர் வந்தாங்க இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம் ஸோ ஒரு விதம் வந்து is to directly get into the fund கரெக்டாக டைரெக்டாக நம்ம வந்து டொனேஷன் பண்ணலாம் இல்லாட்டி what is other option sir இல்லை நமக்கு இவ்வளோ புரியணும் இதில் மூணு தன்மை இருக்குது ஓகே இதில் ஃபா விவசாயி ஈடுபடுவோம் ஏன்னா செப்சிடி இருக்குது ப்ளஸ் ஃபெல்லிங் ரைட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ இது ரொம்ப லா அவனுடைய பொருளாதாரத்தில் ரொம்ப முன்னேற்றம் வந்துடுவது இப்போ நான் இங்கே போக போக நம்ம அதெல்லாம் சில ஃபார்ம்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போடுவோம் அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இன்னொன்று இதில் அரசாங்கம் ரொம்ப முக்கியம் அரசாங்கம் முழுமையாக வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க அவருக்கு செலவு இருக்குது கொஞ்சம் அரசாங்கத்துக்கு ஆனால் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க இப்போது மக்கள் நின்று செய்யணும் தானே ஏதோ ஒன்று என்ன நான் சொல்கிறது மக்களுக்கு இல்லை நீங்கள் நாற்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுங்க இல்லை நீங்கள் மினிமம் ஒரு டென் தௌசண்ட் சாப்ளிங்ஸ் நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்கன்னா நாம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம் நீங்கள் உங்கள் வீட்லேயோ உங்கள் ஜமீன்லேயோ வளர்த்து கொடுங்க இல்லை காசு கொடுங்க இல்லை வளர்த்து கொடுங்க ஏதோ ஒன்று பண்ணுங்க எது பண்ணாமல் சும்மா ஏதோ பேசியே இருந்தால் அதுக்கு எனக்கு நேரம் இல்லை அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ நான் கண்டிப்பாக நாங்கள் எங்கள் முயற்சி பண்ணுவோம் முயற்சி பண்ணக்கூடாது செய்யணும் <laughs> <laughs> நமஸ்காரம்